வணக்கம் இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம் கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு பாதி லாட்ஸ் கவர் பண்ணிட்டோம் இப்போ கொஞ்சம் லாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் போர்ஷனில் இருக்குது சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலோடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வரும் அதில் நிறைய ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது அதை பார்க்க மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இது போக வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு ரைசிங்கில் இப்போ ஒரு டூ டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மார்க்கெட்டாக வந்து போய்கிட்டு இருக்குது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டூ டேஸ் பேக் வரைக்கும் கண்டினியூஸ் டவுனில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு அந்த டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா லெவன் தௌசண்ட் ரேஞ்சே பிரேக் அவுட் ஆகிட்டு டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் நல்ல ஃபாலில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து டவுனில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டூ டேஸாக மார்க்கெட் அந்த லெவன் தௌசண்ட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண உடனே வந்து சடனாக ஒரு ரெக்கவரி கொடுத்துச்சு ஸோ இந்த ரெக்கவரி மூலிமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா நிஃப்டி வந்து லெவன் தௌசண்ட் ரேஞ்சை நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணுது ஸோ லெவன் தௌசண்ட் கிட்ட எப்போல்லாம் மார்க்கெட் வருதோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து புல் பேக் பண்ணுது அதாவது கீழே இறங்கினாலும் மார்க்கெட்டை மேலே ஏற்றி விடுது ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து லெவன் தௌசண்ட் ரேஞ்சில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சு ஈவன் நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து லெவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப்பில் தான் வந்து ஓப்பனிங் வந்து இருந்துச்சு அந்த ஓப்பனிங்லேயே வந்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த லெவன் தௌசண்ட் ரேஞ்சுக்கு கீழே இருந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ரெட் கலரில் எங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து செல்லிங் ட்ரெண்டில் தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்படி செல்லிங் ட்ரெண்டில் போய்கிட்டு இருந்தது நேற்று மார்க்கெட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மார்க்கெட்டாக சேஞ்ச் ஆகிட்டு மார்க்கெட்டே வந்து ரைஸ் ஆச்சு பட் நேற்று நாங்கள் வந்து சில்வரில் பொசிஷன் வச்சிருந்ததுனால சில்வர் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் நிஃப்டி வந்து லெவன் தௌசண்ட் மேலே வந்தோன்னே டக்குன்னு ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டாக வந்து சேஞ்ச் ஆகிறதை நாங்கள் வந்து நோட் பண்ணோம் நோட் பண்ணதுனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா லெவன் தௌசண்ட் மேலே நிஃப்டி இருந்துச்சு மறுபடியும் இன்றைக்கும் லெவன் தௌசண்ட் மேலே மெயின்டைன் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து பாசிட்டிவாக வந்து ட்ரேட் பண்ணலாம் இல்லாட்டி ஓப்பனிங்கே இன்றைக்கி கேப் டவுனு மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகுது கேப் டவுனில் போயிடுச்சு அப்படின்னா நம்ம இன்றைக்கி நிஃப்டியை வந்து கால் ஆப்ஷன் போகிறது அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு நேற்று ஃபினிஷ் ஆனதுக்கு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகிட்டு அந்த கேப் அப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு கேண்டில் அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆனதுலேருந்து தொடர்ந்து மார்க்கெட் ஒரு ஓப்பன் அந்த கொடுத்த டவுனை உடனே வந்து ரெக்கவர் கொடுத்துச்சு அடுத்த கேண்டில்லையே ஸோ நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் நாங்கள் அப்சர்வ் பண்ணதில் மார்க்கெட் வந்து லோ கட் ஆகலை லோக்கட் ஆகிட்டு கீழெல்லாம் வரல பாசிட்டிவாக தான் இருக்குது மார்க்கெட் மேலே தான் வந்து போக ட்ரை பண்ணுது இந்த விஷயங்கள் வந்து பார்க்கும்போது நாங்கள் ஃபைவ் மினிட்ஸையும் ஒரு பிரேக் அவுட்டுக்கு வச்சுக்கிட்டோம் ஃபைவ் மினிட்ஸ்லையும் பிரேக் அவுட் வைக்கும்போது மேலே தான் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லையும் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட் கேண்டில் மட்டும் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அந்த பெரிய கேப் அப்புன்றனால சக்குன்னு ஒரு ஃபால் விழுந்துச்சு எப்பயுமே மார்க்கெட் வந்து ஒரு சடனாக ஒரு ஃபால் விழுந்துச்சுன்னா டக்குன்னு ரெக்கவரும் வந்து பண்ணும் ஸோ ஈவன் ப்ரீவியஸ் டே கூட பார்த்தீங்க அப்படின்னா சடனாக லெவன் தௌசண்ட் நோக்கி ஒரு பெரிய ஃபாலு பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குனு ரெக்கவர் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்லோவாக ட்ரேட் ஆச்சு ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போயும் வந்து ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஓவரால் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பாசிட்டிவ் ட்ரெண்டில் பையங்கில் தான் இருக்குது எங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் தான் காட்டுது ஸோ இது வந்து பையங் ட்ரெண்டை வந்து இன்டிமேட் பண்ணுது ஸோ ஸ்ட்ராட்டஜி படி ட்ரெண்ட் படி பாசிட்டிவ் ஸோ பையிங் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம் அதனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம் இன்றைக்கி கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மட்டும் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸ்ட்ராங்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பொஷனில் வந்து விட்டுருந்தோம் ஸோ ஓப்பன் பொஷனில் ஒரு எட்டு லாட் விட்டுருந்தோம் அந்த எட்டு லாட் விட்டது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு லெவன் தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ நாங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா லெவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனில் இன்றைக்கி இந்த வீக் இன்றைக்கி எக்ஸ்பரியில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ட்ரேடிங் வந்து பண்ணியிருந்தோம் அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நல்ல ரைசிங்கில் மேலே தான் வந்து மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு பட் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஏறுது ஒரு ரைசிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் வந்துட்டு ஏறுது ஸோ இந்த காரணத்தினால இப்போதைக்கு இந்த டென் தௌசண்ட் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோம் ஸோ எட்டு லாட் எடுத்திருந்தோம் எட்டு லாட்டையும் வந்து கவர் பண்ணுறோம் டென் தௌசண்ட் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் பீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நாங்கள் அதாவது மார்க்கெட் காலில் ஓப்பன் ஆன பொர்ஷன் கிட்டே வரும்போது கட் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேஞ்சு தான் ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் மார்க்கெட் வந்து வந்துட்டு தான் வந்து நின்றுட்டு இருக்கு ஸோ எப்பயும் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கல புக் பண்ணிடணும் ஸோ அதனால் நாங்கள் இப்போ டென் தௌசண்ட் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்ததை இப்போயே கவர் பண்ணி புக் பண்ணிட்டோம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஃபண்டமெண்டலாகவும் காரணங்கள் இருக்குது மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரியும் வந்து கொடுத்துச்சு மார்க்கெட் பார்க்கும்போது லெவன் தௌசண்ட் ரேஞ்சை நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து தெரிஞ்சிச்சு மார்க்கெட் நல்லா ஏறுற மாதிரி இறங்கவும் வந்து செய்யுது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டபுள் வால்டேல இருக்குது என்றைக்கு வந்து இந்த வைரஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக தீர்ந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடுப்பூசி வந்துருச்சு இது மக்களுக்காண்டின்னு சொல்லி அது என்றைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நியூ ஹை வந்து போகும் இல்லாட்டி அப்படின்னா இந்த நியூ ஹை போகிறதுக்கு ரெண்டு வருஷமாக ஆயிருன்ற மாதிரி நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் வேறு வந்து சொல்கிறாங்க இல்லாட்டினா நம்மளுடைய ட்ரேடிங் ரேஞ்ச் இந்த eleven thousand eleven thousand five ஹண்ட்ரட்லேயே வந்து ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு